வணக்கம் நண்பா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சுதந்திரத்தை முன்னிட்டு நம்ம நாட்டு தேசிய கொடி விடுதலை கொடி நம்ம நம்ம சின்ன தேசிய கொடி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி பாருங்கள் நம்ம இப்போ டிஸ்பிளே ஆகிருக்க இந்த வேறு வேறு லெவலான பெயிண்டிங்லாம் நம்ம சேனல் உள்ள பெயிண்டிங்ஸ் தான் இந்த சே இந்த பெயிண்டிங்ஸில் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது பார்த்துக்கோங்க அப்படியே நம்ம சேனல் விசிட் பண்ணி பார்த்து நம்ம சேனல் எப்படி இருக்குன்னு பார்த்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து ட்ராயிங் பண்ணி இன்ட்ரெஸ்ட்டாக உள்ளவராக இருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய அப்டே அப்டேட்ஸும் உங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க நண்பர்களே வீடியோவுக்குள்ளே இப்போ நம்ம போகலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க மறந்து நாட்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால நான் போகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் மறந்து பெல் ஐக்கான் உள்ள ஆளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நான் இதோட வித்தியாச வித்தியாசமான வேறு வேறு லெவலான பெயிண்டிங்லாம் போடுவேன் நாளைக்கு வி விவேகானந்தர் பெயிண்டிங் என்னடா நேற்று தான் சொன்னேன் இன்றைக்கி சொல்கிறேன் ஏன்னா இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டே எனக்கு சுத்தரம் மறந்து போச்சு அதுக்காகவேமா நேற்று இன்றைக்கி கிடந்து வரைஞ்சி உங்களுக்கு போட்டேன் நாளைக்கு கன்ஃபார்ம் விவேகானந்தர் பெயிண்டிங்ஸ் வரும் மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் அந்த விவேகானந்தர் பெயிண்டிங்கை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம் சும்மா வேறு லெவலாக இருக்கும் முதல்ல பார்த்து ஆக்டர்ஸ் சூப்பராக இருக்கும்